द्वाविंशः पाठः டுவெண்ட்டி செகண்ட் லெசன் ஆகாசம் ஆகாசம்ங்கிறது ஸ்கை சரியா ஆகாஷக அப்படின்னு இருக்கு புல்லிங்கத்திலயும் ஆகாசம்னு ஸ்- நபும்சகலிங்கத்திலயும் இருக்கு சரியா படிங்க आकाशम् भगवतः सर्वेश्वरस्य सृष्टौ पञ्चभूतानि प्रधानानि सन्ति உம் பகவதா சர்வேஸ்வரஸ்ய பகவானான அதாவது இது வந்து அஹ், இந்த பகவான் அப்படிங் அதனுடைய பகவதகாங்கிறது சட்டி விபக்தியில இருக்கு பகவான் பகவந்தோ பகவந்தா பகவந்தம் பகவந்தோ பகவதா இது வந்து பகவதா பகவதோஹோ பகவதாம்னு வரும் பகவதா சர்வேஸ்வரஸ்ய பகவானான சர்வேஸ்வரனுடைய சிருஷ்டௌ சிருஷ்டௌங்கிறது சப்தமியில இருக்கு சிருஷ்டியில் பஞ்சபூதானி பிரதானானி சந்தி பஞ்சபூதங்கள்ங்கிறது ஃபைவ் எலிமெண்ட்ஸ் prithvi அப்பு தேஜஸ் irikono அந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸ் elements சந்தி santi they are very important in the creation in the god's சரியா அப்புறம் தானி பிருத்திவி ஆபக தேஜக வாயுகு ஆகாஷம் இதி தானி அவைகள்ல அந்த தானிங்கிறது தானி பஞ்சபூதானின்னு அர்த்தம் அந்த தானி பஞ்சபூதானி எதெல்லாம் அப்படின்னா பிருத்திவி ஆபக பிருத்திவினா பூமி ஆபக அப்படிங்கிறது உங்களுக்கு அப்பு ஜலம் தேஜகா அப்படிங்கிறது அக்னி வாயுங்கிறது வாயு காத்து ஆகாசம்ங்கிறது ஆகாசம் சரியா இது மூணும் பிருத்வியப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் அத்த ஆகாசம் நாம பூதம் அதி விஸ்திருதம் அனந்தம் சவதி ஆஹ் ஆகாசம் நாம ஆகாசம்ங்கிறது பூதம் அதி விஸ்திருதம் ரொம்ப விஸ்தாரமாக அண்ட் அனந்தம்ங்கிறது அதுக்கு வந்து ஒரு எண்டே கிடையாது அந்த மாதிரி எல்லையற்றதுன்னு அர்த்தம் லிமிட்லெஸ் அனந்தம் ஜ பவதி சரியா இதுல ஆகாசம் நாம பூதம் அப்படின்னா ஆகாசம்னு பெயர் உள்ள பூதம்ங்கிறது அந்த எலிமெண்ட் அது வந்து அதிவிஸ்திருத்தம் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அண்ட் அதே சமயத்துல அனந்தம் அதுக்கு வந்து அந்தம் எஸ்ய அந்தம் வர்த்ததே அது வந்து அனந்தம் சரியா என்லெஸ் அப்புறம் பிருத்திவி பிருத்திவி पृथि पृथिव्येजो वायु नाम कानि चत्वारि भूतानि आकाशमा आकाशम् इश्रि ஆசிரித்ய ஆசிரித்ய आश्रित्यैव वर्तन्ते ஆஹ் சோ வந்து என்ன அப்படின்னா பிருத்திவி அப்பு தேஜோ வாயு நாமகானி புரியுறதா பிருத்திவி பிளஸ் அப்பு பிருத்வியப்புன்னு இருக்கு சரியா பிருத்திவ்யப்பு பிருத்திவி அப்பு தேஜோ வாயு நாமகாணி பிருத்திவிங்கிறது பூமி அப்புங்கிறது ஜலம் தேஜஸ்ங்கிறது ஃபயரு வாயுங்கிறது காத்து நாமகாணி பெயர் உள்ள சத்வாரி பூதானி இந்த நாலு எலிமெண்ட்ஸும் பூதானிங்கிறது உங்களுக்கு புசகலிங்கம் அதனால சத்வாரின்னு வந்திருக்கு புல்லிங்கமா இருந்தா என்ன வரும் உம் ஸ்ரீலிங்கமா இருந்தா வெரி குட் சோ சத்வாரி என்ன சொல்லணும் ஸ்ரீலிங்கம்னா சதஸ்திரஹா கரெக்டா சொன்னால பூதானி சோ நாலு பூதங்கள் ஆகாசம் ஆசிரித்திய ஏவ ஆகாசத்தையே அண்டி கொண்டு வர்த்தந்தே இருக்கிறது புரியுறதா ஆகாசம் பிளஸ் ஆசிரித்திய பிளஸ் ஏவ ஆகாசம் ஆசிரித்திய அ பிளஸ் ஏ ஐ வர்த்தந்தே அப்புறம் ஆகாசம் நாம சூன்ய பிரதேச சர்வேஷாம் अव अवकाशरूपः कश्चित् पदार्थ इति सुवचम् உம் சோ வந்து என்ன அப்படின்னா ஆகாசம் நாம சூன்ய பிரதேசா அதுல வந்து ரிக்தம் சூன்யம்னா எம்டின்னு அர்த்தம் அதுல ஒண்ணுமே கிடையாது சர்வேஷாம் அவகாச ரூபக எல்லாத்துக்கும் ஒரு அவகாசம்ங்கிறது ஸ்பேஸ் இடம் கொடுக்கிற இடம் எது எது அப்படின்னா அது ஆகாசம்னு அர்த்தம் இப்ப வந்து ஒரு குடத்துக்குள்ள இருக்கிறதும் உங்களுக்கு ஆகாசம் தான் ஸ்பேஸ் படத்துக்குள்ள இருக்கிறதும் ஆகாசம் தான் இப்போ இந்த இந்த டேபிள் இருக்கிற இடமும் உங்களுக்கு ஆகாசம் தான் ஸ்பேஸ் தான் சரியா சோ அவகாச ரூபக அந்த மாதிரி சூன்ய பிரதேச சர்வேஷாம் அவகாச ரூபக எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து ஒரு அவகாசம் கொடுக்கற ஒரு கஷ்டித் பதார்த்தா இது சுவச்சம் பட் இங்க வந்து இன் ஜென்ரல் ஆகாசம்ங்கிறது நம்ம கைய வச்சுண்டு சொல்ற பாடம் தான் இது புரியுதா அப்புறம் ஆகாஷே நட்சத்திராணி விராஜந்தே ஆகாசத்துல நட்சத்திரங்கள் இருக்கும் விராஜந்தேனா ஷைன்ஸ் சூரிய சூரிய சந்திர சந்திரம் அசௌ பிராப்தி அசௌதான் சந்திரம் அசௌதான் சந்திரம் அசௌ பிராச்சியாம் உத்யாத உதயாது ஆரம்பிய பிரதீச்சியாம் ஆரம்பிய பிராச்சியாம்னு இருக்கு கரெக்ட் பிராச்சியாம் உதயாது ஆரம்பிய பிரதீச்சியாம் அஸ்தம அஸ்தமயம் யாவத் ஆகாஷ ஏவ பிரகாஷமானௌ சஞ்சரத்தக சூர்யா சூரிய சந்திரமசௌ இந்த சூரியனும் சந்திரனும் இருக்கு பாருங்கோ அவைகள் வந்து என்ன அப்படின்னா பிராச்சியாம் உதயாத்து ஆரம்பிய பிராச்சிங்கிறது உங்களுக்கு ஈஸ்ட் அதுல உதயாத்து ஆரம்பிய உதிக்க ஆரம் ஆரம்பித்ததிலிருந்து ஆரம்பிய சரியா லெப்பில் இருக்கு பிரதீச்சியாம் பிரதீச்சிங்கிறது உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் வெஸ்ட் அந்த அஸ்தமனம் ஆறுது பிரதீச்சியாம் அஸ்தமயம் யாவது அந்த பிரதீச்சி திக்குல அஸ்தமயனம் ஆற வரைக்கும் ஆகாஷே பிரகாசமானும் சஞ்சரத்தக அவைகள் ரெண்டும் அந்த சூரியனும் சந்திரனும் ஆகாசத்திலே பிரகாசிச்சுண்டு மூவ் பண்ணிட்டு இருக்கு சரிங்களா ஆஹ் சூரியஷ்ட சந்திரமாஷ்ட சூரிய சந்திரமசௌ படிக்கட்டுமா உபகிரகாஷ்வ ஆகாஷ பரிபிரமந்தி ஆஹ் கிரகாஹா அப்படின்னா பிளானட்ஸ் உபகிரகங்கள் அப்படின்னா சேட்டிலைட்ஸ் சோ உங்களுக்கு வந்து கிரகங்கள் ஆஹ் பிளானட்ஸ் உபகிரகாக அதுக்கப்புறம் இந்த சேட்டலைட்ஸ் இது எல்லாமே ஆகாஷே ஏவ ஆகாசத்திலேயே தான் பரிபிரமந்தினா சூழ்ந்து கொண்டு இட்ஸ் பீன் ரோமிங் அப்படியே அங்கேயே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம் பரிபிரமந்தினா மாண்டரிங் அர்த்தம் சரியா ஆர்பிட்டிங் ஆ மேகாக ஆகாஷ ஏவ ஸ்தானாத் ஸ்தானாந்தரம் கச்சந்தோ வர்ஷந்தி ஆஹ் மேகாகா மேகங்கள் ஆகாஷே ஏவ ஆகாசத்திலேயே தான் ஸ்தானாத்து ஸ்தானாந்தரம் ஸ்தானாத்துனா ஒரு ஸ்தானத்திலிருந்து ஸ்தானம்னா இடம் பிளேஸ் ஒரு இடத்திலிருந்து ஸ்தானாந்தரம் அப்படிங்கிறது என்னது அந்நியத் ஸ்தானம்னு இருக்கும் ஸ்தானாந்தரம்ங்கிறது சமஸ்தபதம் அதெல்லாம் இன்னொரு ஸ்தானம் வரைக்கும் கச்சந்தக வர்ஷந்தி போய்கொண்டே மழையை பொழிகிறது வர்ஷந்தினா பொழிகிறதுன்னு அர்த்தம் சரியா சோ இந்த கச்சந்தகாங்கிறது என்னது இது இல்ல சத்ரு பிரத்யம் சத்ரு பிரத்யம் எதுக்கு போறது இந்த கச்சந்தகாங்கிறது அந்த இது மேகம் மேகத்துக்கு வெரி குட் மேகாகா கச்சந்தகா வர்ஷந்தி போய்கொண்டே வருஷ மழையை பொழிகிறது சரியா அதுக்கப்புறம் மேல ததா கதி மதக மருதக ஆகாஷ ஏவ எயேச்சம் இதஸ்ததக யதேச்சம் यथेच्यं यथेच्यं इतस्ततः பிரசரந்தி பிரவஹந்தி ஆஹ் சதா கதிமதா அப்படின்னா சதானா ஆல்வேஸ் கதிமதா அப்படின்னா கதிமான் கதிமதா கதியோட இருக்கின்ற மருத் மருத்துங்கிறது மருத் மருதௌ மருதா காத்துன்னு அர்த்தம் சோ கதிமதா மருதா அந்த காத்தானது சதாகதி the wind which always has a moment நீங்க வந்து ஸ்டாக்னண்டா காத்து இருக்க முடியுமா இருக்க முடியாது சோ வந்து சதா கதிமதா மூமெண்டோட இருக்கின்ற அந்த மருதக மருத்துங்கிறது ஆகாஷேயேவ எதேச்சம் ஆகாசத்திலேயே எதேச்சம் அப்படின்னா இச்சானுசாரம் இஷ்டப்படி இதஸ்ததா பிரசரந்தி பிரவகந்தி இங்கேயும் அங்கேயும் மூவ் பண்ணிட்டு பிரவாகம் பண்ணிட்டு இருக்குன்னா காத்து நல்லா வீசுறதுன்னு அர்த்தம் பிரசரந்தினா என்ன அர்த்தம் சொன்னேன் பிரசரந்திங்கிறது ஃப்ளோ பிரவஹந்தினா ஃப்ளோ பிரசரந்திங்கிற மூமெண்ட் ஓகே மூவ் பண்ணிட்டு இருக்கு பகுவிதாக பக்ஷினக ஆகாஷ ஏவ உற்பதந்தி பகுவிதாக பக்ஷினக நிறைய பலவிதமான பக்ஷிகள் பேர்ட்ஸ் ஆகாஷேவ ஆகாசத்திலேயே உற்பதந்தி அப்படின்னா பற பறக்கின்றன they they flew they flow I mean they fly in the sky அப்புறம் விமானானி பதந்தி க்கும் உற்பத்தந்திக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பதந்தின்னா விழருது உற்பத்தந்தின்னா மேல போகுது நேத்தி பார்த்தோமே உத்கச்சந்தி அந்த சித்தார்த்தன் படத்துல உம் அதுக்கப்புறம் விமானானி ஆகாஷ மார்கேன கலு அச்சீதாத் உத்திஷ்டம் பிரதி யாந்தி ஆயந்தி ச ஆஹ் விமானானி விமானங்கள்னா ஏரோப்ளேன்ஸ் ஆகாஷ மார்கேன ஆகாஷ மார்க்கத்தினால்தான் கலு அச்சிராத்து உத்திஷ்டம் பிரதி ரொம்ப வேகமாக உத்திஷ்டம் பிரதினா எந்த டெஸ்டினியோ எங்க போய் அடையணும் டெஸ்டினேஷன் எதுவோ உத்திஷ்டம் பிரதி டெஸ்டினேஷனை குறிச்சு யாந்தி போகின்றன ஆயாந்தி வருகின்றன so the, the aeroplanes the the destination ஆகாச மார்க்கம் ஓகேவா கல்லூனா என்ன மீனிங் கல்லூனா இண்டீடுன்னு இருக்கும் indeed They also i- indeed even even the aeroplanes go by the use the uh, uh, skyway okay to reach their destination and also to come back <clears throat> अतः आकाशं सर्वेषाम् अवकाशं काशां काशं प्र प्रयच्छति அத்தக ஆகாசமானது சர்வேஷாம் எல்லோருக்கும் அவகாசம் அவகாசம் பிரயச்சதி இட் கிவ்ஸ் அ ஸ்பேஸ் அர்த்தம் it gives a space to everyone சூரியனும் சந்திரனும் அங்கதான் இருக்கு நட்சத்திரங்கள் அங்கதான் இருக்கு அதுக்கப்புறம் ஆஹ் உங்களுக்கு மேகங்கள் அங்கதான் இருக்கு காத்து ஓட சஞ்சாரம் அங்கதான் ஜாஸ்தி அப்புறம் பக்ஷிகள் ஆகாசத்துல தான் பறக்கிறது அப்புறம் மனுஷன் கிரியேட் பண்ண விமானங்கள் ஏரோபிளைன்ஸ் அதுவும் அங்கதான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு இந்த மாதிரி ஆகாசம்ங்கிறது சர்வேஷாம் அவகாசம் பிரயச்சத்து எல்லாருக்கும் ஒரு அவகாசத்தை கொடுக்கிறது ஒரு ஸ்பேஸ கொடுக்கிறது கொடுக்கறது சரியா ஜகத் சிருஷ்டி தத்வன்யாக ஆகாஷாத் வாயு ஆகாஷாத் வாயு வாயோராகிரிஹி அக்ர அக்ரே ராபஹ அத்புத அத்புதஹ சிருஷ்டி கிரமம் வதந்தி ஜகத் சிருஷ்டி தத்துவஜாக இந்த உலகத்தினுடைய கிரியேஷனை பத்தி பேசுற தத்துவஜாக அப்படிங்கிறது நீங்க வந்து பிலாசபர்ஸ் அவ வந்து என்ன என்ன சொல்றா அப்படின்னா ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னிஹி அக்னேராபக அத்பிக பிருத்திவி அப்படின்னு சிருஷ்டியினுடைய கிரமத்தை சொல்றா முதல்ல ஆகாஷம் உண்டாச்சான் அதுல இருந்து வாயு வாயுல இருந்து அக்னி வந்தது அக்னில இருந்து அக்னிக்கு அப்புறம் ஆபக ஜலம் ஜலத்துக்கு அப்புறம் பிருத்திவி இது சிருஷ்டி கிரமம் வதந்தி சொல்லி பாத்தீங்கன்னா சிருஷ்டி கிரமத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஜலம் தான் சொல்றான் அதுக்கப்புறம் தான் மத்தது எல்லாம் ஆத்யா சிருஷ்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜலம் அப்புறம் சிருஷ்டி கிரமம் அப்படின்னா மெத்தட் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கிரியேஷனுக்கு ஒரு ஆர்டர் என்ன அப்படின்னா ஆகாஷாத் வாயு ஆர்டர் குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஆகாஷாத் வாயு வாயு ஒரு அக்னி குரோனாலஜிக்கல்ங்கிறது இந்த இந்த டேட்டுங்கிறல்ல இந்த இந்த பரிபாட்டியில ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னேராபக அத்பியா பிருத்வி இது அப்புறம் இது ருத்ரத்லயோ அதுலயோ வரும்ல தெரியாது அப்புறம் ஏவம் ஜகத் சிருஷ்டேகே மூல காரணம் ஆகாஷம் ஆகாஷம் இது சித்த சித்தியதி ஏவம் இந்த மாதிரியே ஜகத் சிருஷ்டேகே ஜகத் சிருஷ்டியினுடைய ஷட்டியில இருக்கு மூல காரணம் ஆகாசம் அதனுடைய மூல காரணம் எது அப்படின்னா ஆகாசம் இது சித்தியதி so it is proved that the um, uh, akasha sky was the first creation by the god சரியா அப்புறம் பிரளய காலே அப்பி பிருத்திவி அப்சுகு ஆபக அக்ரௌ அக்ரி அக்ரிஹி வாயௌ வாயுராகாஷே ச கிரபாதி கிரமாது விலீயந்தே கிரபாது விலீயந்தே பிரளய காலே அப்பி அதே மாதிரி சிருஷ்டி கிரியேஷன் சொல்லியாச்சு பிரளய காலம் எல்லாம் லயம் அடையிறது பாருங்க அந்த டிஸ்ட்ரக்ஷன் அந்த டைம்ல எப்படி அப்படின்னா திருப்பியும் பிருத்திவி அப்புல போய் நிறைய தடம் பிருத்திவி அப்சு அப்சு அப்படிங்கிற சப்தமியில இருக்கு ஆபக அக்னவ் ஆப்பானது அப்பானது அக்னியில அக்னிஹி வாயு அக்னியானது வாயுல வாயுஹு ஆகாஷே வாயுவானது ஆகாசத்தில் ச கிரமாது விலியந்தே கிரமமாக they follow a pattern to settle down சரியா எண்டுக்கு அப்புறம் अनेनापि कारणेन आकाशम् एव सर्वेषाम् ஆதாரபூதம் आध- आध- आधारभूताम् इति ज्ञायते பூதம் இது ஞாயத்தே அனேனாபி காரணேன இந்த காரணத்தினாலும் கூட ஆகாசமேவ ஆகாசமேதான் சர்வேஷாம் ஆதாரபூதம் எல்லாத்துக்கும் ஆதாரம்னா பேஸ் எல்லாத்துக்கும் பேஸ் எது அப்படின்னா ஆகாசம் தான் அப்படின்னு நியாயத்தை அறியப்படுகிறது சரியா அப்புறம் சிருஷ்டி ரொம்ப இதுக்குல வரப்பெல்லாம் சொல்லல ஈஸியா தான் இருக்கு யா சிருஷ்டி ஸ்திதி லயஷ்ட உத் ஏதாஹ ச இதி ஏதாஹ திஸ்ரஹ திஸ்ரஹ வஸ்தாஹ சர்வேஷாம் அபி பதார்த்தானாம் ஆகாஷம் ஆஷ் ஆஷ்ரித் எய்வ பிரவந்தந்த இதி சாத்விகானாம் மதம் பிலாசபர்ஸனுடைய மதம் அப்படின்னா அவளுடைய வியூஸ் என்ன அப்படின்னா சிருஷ்டி ஸ்திதி லயஹச்ச இது ஏதாக சிருஷ்டிங்கிறது கிரியேஷன் ஸ்திதிங்கிறது ப்ரொடெக்ஷன் லயகங்கிறது டிஸ்ட்ரக்ஷன் சிருஷ்டி பண்றது கிரியேட் பண்றது என்ன சொல்றது உண்டாவது காப்பது அழிவது இது மூணும் சிருஷ்டி ஸ்திதி லயம் ச இது ஏதாக இந்த மூணுமே திஸ்திரக அவஸ்தாக மூணு நிலைமை ஸ்டேஜஸ் சர்வேஷாம் அப்படி பதார்த்தானாம் எல்லா உலகத்துல இருக்கிற அத்தனை பதா பதார்த்தங்களும் they fall into this category ஒரு குடம்னு இருக்கு அதை வந்து சிருஷ்டி பண்றோம் இட்ஸ் பீங் கிரியேட்டட் அண்ட் அந்த குடம் வந்து நம்ம அதுல ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் இருக்கு தண்ணி ரொப்பி வச்சுக்கிறோம் அதுதான் ஸ்திதி அது லயம்ங்கிறது எனக்கா போட்டு உடஞ்சு கொடுத்து உடச்சு போட்டோம்னா அது அதனுடைய அழிவு இதே மாதிரிதான் ஒரு கண்ணாடி இருக்கு அந்த கண்ணாடியை சிருஷ்டி பண்றான் கண்ணாடிக்காரன் அதுக்கப்புறம் அதை நம்ம அதனுடைய ஸ்திதி வந்து நம்ம யூஸ் பண்ற வரைக்கும் இருக்கு உடஞ்சு கொடுத்தோம்னா அவ்வளவுதான் ஸோ இந்த மாதிரிதான் உலகத்துல இருக்கிற எல்லா பொருளுக்கும் ஒரு சிருஷ்டிங்கிறது இருக்கு இன்க்ளூடிங் த ஹியூமன் பீங்ஸ் நம்ம பிறக்கிறோம் நமக்கு வந்து சிருஷ்டி பிரம்மா நம்மள சிருஷ்டி பண்றாருன்னு சொல்றா ஸ்திதி நம்ம இருந்துட்டு இருக்கோம் அண்ட் நம்மளோட டெத்துன்னு வந்து கொடுத்தோம்னா அன்னைக்கு லயம் ஆச்சு கதை திருப்பியும் ஸ்திதி சிருஷ்டி ஸ்திதி லயம் சிருஷ்டி ஸ்திதி லயம் அதுதான் சிருஷ்டி கர்த்தாவா பிரம்மாவா சொல்றா ஸ்திதி கர்த்தாவா காப்பவராக விஷ்ணுவா சொல்றா பரமேஸ்வரனை வந்து அழிப்பறவராக சொல்றா மூணுமே ஒரே பவர் ஒரே சக்தியிலேந்து வந்த மூணு தத்துவம் தான் சரியா ஒண்ணு ஒண்ணு அந்த சிருஷ்டி காலத்துல உலகத்தை வந்து கிரியேட் பண்ற பகவானுக்கு பிரம்மானு பேர் கொடுக்குறோம் எப்படி வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு விஷயத்த வந்து ஒருத்தன் கிரியேட் பண்ணா அவனுக்கு நம்ம சயின்டிஸ்ட்னு பேர் கொடுக்கணும்ல அந்த அந்த மாதிரி கிரியேட் பண்ற ஆளுக்கு பிரம்மான்னு பேரு உன்னத அதே மாதிரி அத வந்து காப்பாத்துற தருணத்துல இருக்க அதே சக்திக்கு விஷ்ணுன்னு பேரு அதுவே அழிக்கிற அதே சக்திக்கு சிவன்னு பேரும் இதுக்கு வந்து சிவன் வசதியா பிரம்மா வசதியா விஷ்ணு வசதியா எல்லாம் கிடையாது மூணு பேரும் ஒரே சக்தியினுடைய மூணு குணம் சத்வ ரஜஸ்தமோ குணமா நமக்கு இது பண்றான் சிருஷ்டி ஸ்திதி லயஹாச்சா இது ஏதாக திஸ்ரஹ அவஸ்தாக இது மூணு அவஸ்தையும் சர்வேஷாம் அப்பி பதார்த்தானாம் எல்லா பதார்த்தங்கள் பதார்த்தங்கள்னா சப்ஸ்டன்சஸ் உலகத்துல இருக்கிற எல்லா சப்ஸ்டன்சஸினுடைய ஆகாசம் ஆசிரித்திய ஏவ பிரவர்த்தந்தே இது தாத்விகானாம் மதம் ஆகாசத்தை ஆசிரியனும் பண்ணிட்டுதான் தே ஆல் சர்வைவ் அப்படின்னு it's it's the opinion of the philosophers சரியா ஆசிரியம்னா டிபெண்ட்னு அர்த்தம் டிபெண்ட் ஆகி ஆமா அப்புறம் ஆகாஷஸ்ய आकाशस्य विष्णुपदा पदाम् इति पदम् इति इति नाम नामान्तरम् इ- अस्ति ஆஹ் ஆகாசஸ்திய ஆகாசத்திற்கு விஷ்ணு பதம் விஷ்ணு பதம்னு இதி என்று நாமாந்தரம் நாமாந்தரம்னா என்னது பே- பேர் பேரு நாமாந்தரம் நாமனா பேரு நாமாந்தரம்னா இன்னொரு பேருன்னு அர்த்தம் இன்னொரு பேர் அந்நியத்து நாமன்னு அர்த்தம் அந்நியத்து நாமன் நம்ம எழுதுறத நாமாந்தரம்னு சமஸ்த பதமா எழுதியிருக்கா சோ அதான் ஆஹ் ஸ்தானாந்தரம்னு பார்த்தோம் இல்லையா அந்நத் ஸ்தானம் அனதர் பிளேஸ் மாதிரி அனதர் நேம் நாமாந்தரம் அந்நத் நாம அர்த்தம் சோ ஆகாஷஸ்ய விஷ்ணுபதம் இது நாமாந்தரம் அஸ்தி இன்னொரு பெயர் உள்ளது நாமாந்தரம் பிளஸ் அஸ்தி விஷ்ணுபதம் இது சரியா அப்புறம் விஷ்ணுர் நாம விஷ்ணுர் நாம சர்வ சர்வியா சர்வை சர்வை வியாபி பகவான் நேவ தஸ்ய பதம் ஸ்தானம் ஆகாஷம் பகவதி பவதி பவதி இதி தத் விஷ்ணு பதம் இத்யுச்சதே இது உச்சதே கரெக்ட் விஷ்ணுர் நாம விஷ்ணுர் நாம சோ வந்து என்ன அப்படின்னா விஷ்ணுர் நாம சோ வந்து யதா விஷ்ணு பகவான் சர்வவியாபி ததா ஆகாசம் அப்படி சர்வத்திர சர்வாசு திக்ஷு வியாபிய வர்த்தத்தை அதுதானே சொல்லணும் இல்ல இல்ல விஷ்ணுர் நாம சர்வ வியாபி பகவானேவ விஷ்ணுங்கிறது விஷ்ணுங்கிறது சர்வ வியாபி அப்படின்னா ஆல் பர்வேசிவ்னு அர்த்தம் எல்லா இடத்திலும் இருக்கின்றன்னு அர்த்தம் பகவானேவ பகவானே தான் சாக்ஷாத் who's seen everywhere who's present everywhere தசிய பதம் ஸ்தானம் ஆகாஷம் பவதி இது தத் விஷ்ணு பதம் இத்தியுச்சதை அவருடைய பதம் அவருடைய பதம்ங்கிறது ஸ்தானம் அது வந்து ஆகாசமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால தத் விஷ்ணு பதம் இத்தியுச்சதே அது விஷ்ணுவினுடைய பதம்னு இந்த ஆகாசத்தை சொல்றா சரியா தத்து விஷ்ணு பதம் இதி பிளஸ் உச்சதை இவ்வளவு இருக்கு இங்க தத்து விஷ்ணு பதம் இதி உச்சதை ஓகேவா அப்புறம் அடுத்தது यथा विष्णुर्भगवान् सर्वव्यापी तथाकाशम् अपि सर्वत्र सर्वासु दिक्षु व्याप्य वर्तते யதா விஷ்ணுஹு பகவான் இந்த விசர்க்கம் இருக்கு பார்த்தேடா அதுதான் இங்க ரகாரமா மேல போயிருக்கு விஷ்ணுர் பகவான்னு சொல்லணும் படிக்கும்போது யதா எவ்வாறு விஷ்ணுர் பகவான் விஷ்ணுஹு பகவான் விஷ்ணுஹுன்னு அர்த்தம் சர்வவியாபி எல்லா இடத்துலயும் அஹ், பரவி இருக்காரோ ஆல் பர்வசிவா இருக்காரோ ததா ஆகாசம் அப்பி ஆகாசமும் கூட சர்வத்திர எல்லா இடத்துலயும் சர்வாசு திக்ஷு எல்லா திக்குகளிலும் சோ திக்ஷு அப்படிங்கிறது திக்குங்கிறது என்ன என்ன லிங்கம் திக்ஷு புல்லிங் சப்தமி விபக்தி பகுவச்சனம் டைரக்ஷன்ல இதுதான் ஸ்ரீலிங்கம் எப்படி சொன்னேன் சும்மா ஒரு கெஸ் சர்வாசு இருக்கணும் இந்த சர்வாசுங்கிறது உங்களுக்கு வந்து இதுல ஸ்ரீலிங்கத்துலதான் இதுக்கு அட்ஜெக்டிவ் அது எல்லா திக்குகளிலும் திக் திஷௌ திஷகான்னு வரும் சப்தம் ஸ்ரீலிங்கம் சோ சர்வாசு திக்ஷு எல்லா திக்குகளிலும் வியாபிய வர்த்ததே ஸ்ப்ரெட் ஆகி இருந்துருக்கு புரியுதா அப்புறம் ஏவம் ஆகாஷஸ்ய பக பகவத் பகவத் தாதாத்மியம் பிரதீயதே பிரதீயத்தே அப்படின்னா தெரியறதுன்னு அர்த்தம் இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தட் ஏவம் இவ்வாறாக ஆகாஷஸ் எப்படி வந்து பகவான் விஷ்ணு வந்து சர்வ வியாபியோ எல்லா இடத்துலயும் இருந்துட்டு இருக்காரோ அதே மாதிரி ஆகாசமும் எங்கேருந்து ஆகாசம் ஆரம்பிச்சு இருந்து முடியறதுன்னு சொல்ல முடியுமோ எங்காத்துல இருந்து ஆரம்பிச்சு அந்த இந்த ரோடு வரைக்கும் சர்ஜாபூர் ரோடு வரைக்கும் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா ஆகாசத்தை சொல்ல முடியாது எல்லா திக்குகள்லயும் எல்லா இடத்துலயும் இருக்கு எப்படி பகவான் விஷ்ணு எல்லா இடத்துலயும் இருக்காரோ அதே மாதிரி புரியுறதா ஏவம் ஆகாசசிய பகவத் தாதாத்மியம் இந்த மாதிரி ஆகாசத்திற்கு பகவானோட ஒரு தாதாத்மியம் அப்படின்னா ஒரு சிமிலாரிட்டி அது பிரதீயத்தை அது தெரியறது சரியா ஆதுனிகே வைஜானிக் வைஜானிக யுகே ஆகாசஸ்ய பிராமுகம் பிராமுக்கியம் மகத் மகத்தரம் इति यत्र अत्र? न को को अपि संज्ञा सं- संशयः வெரி குட் ஆதுனிகே வைஜானிக யுகே ஆதுனிகேனா மாடர்ன் வைஜானிக யுகே அப்படின்னா இந்த இந்த மாடர்ன் சயின்ஸ் சயின்டிபிக் வேர்ல்டுல சோ ஆதுனிகேங்கிறது இதுக்கு அட்ஜெக்டிவ் சப்தமி ஆகாசஸ்ய பிராமுக்கியம் ஆகாசத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் மகத்தரம் ரொம்ப மகத்தரமாக இருக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இத்தியத்திர na kopi samshayaha. There is no doubt that the, uh, the importance of Akasha in the present modern world is more. But yeah. Hmm. vani Durdarshanam cha, Akasha Ah, Akasham upajivati. upa, upajeev, jeevati. ஆஹ் ஆகாசம் உபஜீவதி ஜீவதிங்கிறது லிவிங்னு அர்த்தம் உபஜீவத்தின்னா டிபெண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம் ஆகாஷவாணி all in radio. தூரதர்ஷனம் டிவி இது எல்லாமே ஆகாசம் உபஜீவதி இது all depends on the depend on the இது ஸ்கை ஏன்னா ஆகாச மார்க்கத்துலதான் எல்லாம் போறது அந்த வேவ்ஸ் இல்லையா துவனி தரங்க தரங்கானாம் சர்வதோ முகக பிரசாரக பிரசாரக ஆகாஷே பிரவர்த்ததே துவனி தரங்கானாம் துவனினா சவுண்ட் தரங்கங்கள்னா வேவ்ஸ் அந்த சவுண்ட் வேவ்ஸினுடைய சர்வதோமுக பிரசாரக சர்வதோமுகா எல்லா டைரக்ஷன்லயும் பிரசாரகங்கிறது ஸ்ப்ரெட் ஆகுது அது சர்வதோமுக பிரசாரக ஆகாஷே பிரவர்த்ததே எது மூலமா போறது ஆகாசம் மூலமா போறது அப்புறம் ஏவம் காந்தி பிரசாரோ அப்படி ஆகாஷத்வாரா சம்பவதி ஏவம் இதே மாதிரி காந்தி பிரசாரக காந்தினா ஒளி லைட்டனுடைய அந்த ஸ்ப்ரெட்டும் அதுவும் என்ன அப்படின்னா ஆகாஷத்வாரா சம்பவத்தி ஆகாஷம் மூலமாக தான் அதுவும் இட் ஆல்சோ ஹேப்பன்ஸ் சரியா not only sound waves even the light waves travel through the sky அப்புறம் பிராச்சீனாக தார்க்கிகாக தாத்விகாஷ்ச சப்த குண கமா शब्दगुणकमा का- சப்த குணகம் ஆகாசம் நித்யாகு आकाशम् इत्याहुः ஆஹ் பிராச்சீனாக தார்க்கிகாக பிராச்சீனாகன பழ ஆதுனிகாகன புதுமையான மாடர்ன் பிராச்சீனாகன ஓல்டு பிராச்சீனாக தார்க்கிகாக ஓல்டு சிஸ்டம்ல இருக்கிற தார்க்கிகாக அந்த லாஜிஷியன்ஸ் எல்லாம் இருக்காளே அவ வந்து தார்க்கிகாக தாத்விகாக ச லாஜிஷியன்ஸும் பிளஸ் அந்த பிலாசபர்ஸும் சப்த குணகம் ஆகாசம் இத்தியாகு சப்தத்தை தன்னுடைய குணமாக வைத்துக் கொண்டிருக்கிறது ஆகாசம் அப்படின்னு சொல் சரியா? किन्तु आ, किन्तु आकाशं न केवलं शब्दतरङ्गाणाम् अपि तु कान्तिपञ्चनाम् अपि புஞ்சானாம் पुञ्जा पुञ्जानाम् अपि प्रसारहे हेतुः गुरु हेतु रूप उपादीयते। उपादीयते अतः अतः दूरश्रवणं दूरदर्शनं च सार्वजनिक उ- उपयोग सार्वजनिक उपयोगाय अधुना उपयोगाय सिद्ध- अधुना सिद्ध सिद्धम् अस्ति ஆ, கிந்து ஆகாசம் ந கேவலம் சப்த தரங்கானாம் ஆகாசம்ங்கிறது வெறும் சவுண்ட் வேவ்ஸ்னுடையது மாத்திரம் இல்ல அபிது காந்தி புஞ்சானாம் அபி ஒளியினுடைய புஞ்சம்னா குவியல் அந்த ஒளி பிழம்புங்கிறோம் ஒளி குவியல் அதையும் வந்து அதனுடைய பிரசார ஹேத்துகு அதனுடைய டிரான்ஸ்மிஷன் பிரசாரம்னா டிரான்ஸ்மிஷன் அதனுக்கும் ஹேத்துகுனா காரணம் காரணமாக உபாதியதே அப்படின்னா சொல்லப்படுகிறது இட்ஸ் நாட் ஒன்லி ஆகாசம் வந்து சப்த குணக்கம் ஆகாசமாக இருக்கலாம் ஆனா இன்னைக்கு வந்து ஸ்கை அது வந்து ஆகாச மார்க்கத்துல only the sound waves are not not the only one that has been இது transmitted uh, but even the காந்தி புஞ்சானாம் அப்படிங்கிறது light waves are also transmitted through ஆகாஷம் அப்படின்னு உபாதீயத்தை சொல்லப்படுகிறது அப்படின்னு சரியா அப்புறம் புறா யோகினக சித்தா மகர்ஷய ஏவ சாரி சாரி ஒரே நிமிஷம் அதை சொல்லவே இல்லை நான் அதையேவ தூர சிரவணம் தூரதர்ஷனம் ச அதனாலேயே தூர சிரவணம் அப்படின்னா தூரத்துல இருக்கிறத சிரவணம்னா கேக்குறது கேக்குறதும் தூரதர்ஷனம் தூரத்துல இருக்கிறத பாக்குறது டிவிக்கு அதுக்குதான் தூர்தர்ஷன் பேரு சரியா சார்வஜனிக உபயா உபயோகாய சார்வஜனிகம்னா எல்லா ஜனங்களினுடைய சர்வேஷாம் ஜனானாம் உபயோகாய உபயோகமாக அதுனா சித்தம் அஸ்தி இப்பொழுது ப்ரூவ் பண்ணிருக்கு சரியா அப்புறம் புரா புரா யோகினக சித்தா மகர்ஷய ஏவ தூரஸ்ரவனாய தூரதர்ஷனாய ச யோக சக்தியா யோகினகா சித்தாகா மகர்ஷயா ஏவ முன்னாடி யோகிகள் சித்தர்கள் சித்த புருஷர்கள் ரிஷிகள் மகரிஷிகள் அவாதான் தூரஸ்ரவனாய தூரதர்ஷனாயச்ச யோக சக்தியா பிரபவந்தி ஸ்ம அவளுக்குதான் தூரத்துல இருக்கிறது காதல விழும் எங்கேயோ பேசுறது அவளுக்கு தெரியும் இந்த சக்தியினால யோகி யோக யோக சக்தி இல்லைன்னா ஞான சக்தியினால தூர தர்ஷனாயச்ச தூரத்துல இருக்கிறத பாக்குறதும் யோக சக்தியா பிரபவந்தி ஸ்ம அவ தன்னுடைய யோகிக் யோகிக் பவர் மூலமாக they're able to see the things that are far away from them and they're also able to listen to listen to the things that are very far away away from their இது அவளுடைய காதுலேருந்து ரொம்ப தூரத்துல இருந்தாலும் they're able to listen to it சரியா அது வந்து பிகாஸ் ஆஃப் யோக சக்தி சக்தியா பிரபவந்தி ஸ்ம அந்த மாதிரி ஒரு பிரபாவம் ஒரு எஃபெக்டா வந்து அவ காமிச்சா ஆதுனிக வைஞ்ஞானிக யுகே தூ சர்வே அப்பி தூரஸ்ரவண தூரதர்ஷன அனந்தம் ஆனந்தம் ஆனந்தம் அனுபவித்தும் சக்தி சக்னுவந்தி ஆதுனிக வைஜானிக யுகே in the the modern scientific world தூ சர்வே அப்பி எவ்ரி ஒன் தூர சிரவண தூரதர்ஷன ஆனந்தம் அனுபவித்தும் தூரதர்ஷனம் தூரத்துல இருக்கிறத பாக்குறதும் தூர சிரவணம் தூரத்துல இருக்கிறத கேட்கறதும் அதனுடைய ஒரு ஆனந்தத்தை அனுபவித்தும் அனுபவித்தோம்னா அனுப அனுபவம் அனுபவம் கர்த்தும்னு நடத்தும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு சக்னுவந்தி they are capable of so இந்த present world people are able to இங்கேருந்து உட்கார்ந்து எங்கேயோ நடக்கிற சவுத் ஆப்பிரிக்கால நடக்கிற நியூஸ் எல்லாம் நமக்கு தெரியுறதோனும் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தி தூரதர்ஷவனம் அண்ட் தூரதர்ஷனத்தினுடைய அந்த ஆனந்தத்தை we are still able to experience சரியா அப்புறம் ஏடிகம் ஐடிகம் பௌதிக பௌதிக விஞ்ஞானம் சேதாம் சேத்து ஆமுஷ்மிகம் ஆத்யாத்மிக விஞ்ஞானம் பவதி பௌதிக விஜானம் பௌதிக விஜானம்னா பூத சம்பந்தம் இந்த அஞ்சு எலிமெண்ட பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் ஐஹிகம் ஐஹிகம்ங்கிறது இந்த லோகத்து விஷயம் இங்க இருக்கிற அஞ்சு பூதத்தையும் தெரிஞ்சுக்கிறது ஐஹிகம் இங்க இருக்கிறது சேர்த்து ஆமுஷ்மிகம் மேல இருக்கு பாருங்க இதுக்கப்புறம் லைஃப் ஆஃப்டர் டெத் எல்லாம் சொல்றாளே அது வந்து ஆத்தியாத்மிக விஜயானம் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ்னு அர்த்தம் புரியுறதா ஆமுஷ்கி ஆமுஷ்மிகம் அப்படிங்கிறது தத்ரபவதி மேல இருக்கு இங்க ஐஹிகம்ங்கிறது இக இங்க இருக்கிற விஷயம்ங்கிறது தான் உங்களுக்கு பௌத்திக விஜயானம் இந்த எலிமெண்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறது சேத்து ஆமுஷ்மிகத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆத்தியாத்மிக விஜயானம் பவதி it's about the spiritual knowledge சரியா அப்புறம் உபயத்ராபி ஆகாஷஸ்ய ஸ்தானம் அத்தியந்த நீயம் சித்தயதி சித்தியதி உபயத்திராபி சோ இந்த ஐ ஐகிக ஞானத்திலயும் சரி ஆமுஷ்மிக ஞானத்திலயும் சரி இந்த பௌத்திக விஜயானமும் சரி ஆத்மா ஆத்தியாத்மிக விஜயானமும் சரி உபயத்திராபி ரெண்டு இடத்துலயுமே ஆகாசத்தினுடைய ஸ்தானம் பொசிஷன் அத்தியந்தம் உல்லேக்கனியம் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் உல்லேக்கனியம் அப்படிங்கிறது இட் இஸ் டு பி மென்ஷன்டுன்னு அர்த்தம் ஸ்பெஷல் மென்ஷன் கொடுக்கணும் ஆகாசத்துக்கு இது சித்தியதி இட் இஸ் ப்ரூவ்டு அப்புறம் யதா லோகே ததா வேதே तथा वेदे आकाशम् इ- अ- अतीव प्रामुख्यं प्राप्य प्रकाशते ஆக- யதா லோகே லோகத்துல எப்படியோ ததா வேதே வேதத்திலயும் அப்படியேதான் ஆகாசம் அதீவ பிராமுக்கியம் பிராப்பிய பிரகாசத்தை ஆகாசமானது ரொம்ப பிராமுக்கியம் அப்படின்னா பிரமுகதா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இடத்தை பிராப்பிய அடைந்து பிரகாசத்தை பிரகாசிக்கிறது சரியா இருக்கா சரியா இருக்கா Yeah. Okay.